கம்பேரிசன் ஆப்பரேட்டர் பற்றிய டியூட்டோரியல் க்கு நல்வரவு கம்பேரிசன் operatorகள் இரண்டு வால்யூ களை இரண்டு ஸ்ட்ரிங் களை அல்லது இரண்டு வேரியபிள் களை ஒப்பிட்டு ஏற்றாற்போல் செயல்படும் இதற்கு ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் பயன்படுத்தப் போகிறேன் முதலில் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் ன் கட்டமைப்பை உருவாக்குவதன் மூலம் தொடங்கலாம் எனது கண்டிஷன் என்னவெனில் ஐஎஃப் 1 1 எச்சோ ட்ரூ அதன் பின் எல்சே எச்சோ பால்சே இந்த அடைப்புக்குறிகள் தேவையில்லாததால் நீக்கப் போகிறேன் இதை நீக்குவோம் நீக்குதலில் அதிகம் கவனம் தேவையில்லை இதுதான் முதல் கம்பரிசன் ஆப்பரேட்டர் டபிள் எக்குவல் என்பது கம்பரிசன் ஆப்பரேட்டர் இதை முன்பே ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இல் பார்த்துள்ளோம் 1 என்பது 1 க்கு சமமாக இருப்பதால் ட்ரூ என்பதை எச்சோ செய்யும் நமக்கு ட்ரூ கிடைத்துவிட்டது இதை மாற்றப்போகிறேன் ஐஎஃப் 1 இஸ் கிரீட்டர் தன் 1 என்பதன் மூலம் என்ன விடை கிடைக்கும் என பார்க்கலாம் பால்சே ஏனென்றால் 1 என்பது 1 க்கு சமம் பெரிதல்ல இப்பொழுது 1 greater than or equal to 1 என மாற்றிப் பார்க்கலாம் 1 என்பது 1 ஐ விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ இருந்தால் echo true else echo false இங்கு ட்ரூ என்பது கிடைக்க வேண்டும் இதையே சிறியது அல்லது சமம் என மாற்றலாம் உதாரணத்துக்கு சிறியது என்பது பால்சே சிறியது அல்லது சமம் என்பது ட்ரூ சமமல்ல என்றும் சொல்ல முடியும் if 1 is not equal to 1 echo true refresh இங்கு நமக்கு ஃபால்ஸ் என்பது கிடைக்கும் ஏனெனில் 1 என்பது 1 க்கு சமம் இப்பொழுது if 1 is not equal to 2 echo true என கூறுவோம் ட்ரூ என்பது கிடைக்கும் 1 என்பது 2 க்கு சமமல்ல இவையேதான் டியூட்டோரியல் களில் பயன்படுத்தக்கூடிய அடிப்படை கம்பரிசன் operatorகள் இவற்றை விரிவாக பயன்படுத்தினால் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் வேரியபிள் களை கூட இவ்வகை operatorகளை பயன்படுத்தி சமப்படுத்தி பார்க்க முடியும் உதாரணத்திற்கு நும்1 1 நும்2 2 இப்பொழுது அவற்றை மதிப்புகளால் இடமாற்றம் செய்து தொடரலாம் இவை முன்பு கிடைத்த ட்ரூ என்னும் அதே விடையைத்தான் கொடுக்கும் இப்பொழுது மதிப்புகளை மாற்றி பார்க்கவும் இப்பொழுது நும்11 1 என்றிருப்பதை கவனிக்கவும் இப்பொழுது நும்1 என்பது 1 க்கு சமமல்ல என்றால் பால்சே ஏனெனில் 1 என்பது 1 க்கு சமம் பால்சே என்பது கிடைக்கும் இவையே அடிப்படை கம்பரிசன் ஆப்பரேட்டர்ஸ் இவற்றை நன்றாக பழகிப்பார்த்து மேலும் என்ன செய்ய முடியும் என பார்க்கவும்